ஹாய் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நாலு இருபத்தோராம் தேதி இலங்கை மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட எனோனிமஸ் ஹெக்கர்ஸ்லால் வந்து இலங்கை சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று பதிவிடப்பட்டுச்சு economic crisis we stand with our fellow Sri Lankans to protect democracy அதாவது ஈஸ்டர்ன் தாக்குதல் சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுச்சு பட்டுச்சு இதில் வந்து உண்மை சம்பவங்களும் இருக்கலாம் பொய் சம்பவங்களும் இருக்கலாம் ஸோ அவங்க வந்து சிங்கள மொழியிலையும் ஆங்கில மொழியிலும் தான் வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்காக வந்து தமிழ் மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் பண்ணுறேன் அதாவது இதில் வரக்கூடிய விடயங்கள் எதுவும் என்னுடைய கருத்துக்கள் அல்ல அது அவங்க சென்னதை வந்து நான் உங்களுக்கு தமிழ் மொழியில் வெளிப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணேன் ஸோ வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாங்கள் வீடியோக்கு ஈஸ்டர்ன் தாக்குதல் நடப்பதற்கு இடம் கொடுத்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் குறித்து மக்களுக்கு எதிர்மறையான விடயங்கள் இருந்தாலும் அவர்கள் இல்லாமல் இது தொடர்பான பிரதான குற்றவாளி யார் என்று இன்னும் இந்த உலகத்திற்கு தெரியாது இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் ஜூலை பத்தாம் தேதி ஐக்கிய நாட்டின் விசேடமான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது இதில் சொல்லப்பட்ட முக்கியமான விடயம் என்னவென்றால் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இடையில் இருந்த தொடர்பு மிக முக்கியமாக வெளிக்காட்டப்பட்டது பங்களா விரிகுடா பகுதி மற்றும் அரபிய கடல் பகுதிகளில் உற்சாகமாக செயற்பட்டுக் கொண்டிருந்த சோமாலிய கொள்ளையர் இந்த பகுதியில் வந்த வியாபார கப்பல்களை பிடித்து அவர்களை அச்சுறுத்தி அந்த கப்பல் உரிமையாளர்களிடம் பணம் பறித்து வந்தனர் இதனால் இந்த பிரச்சனை சர்வதேச ரீதியில் தலை தூக்கியது பணம் பறிப்பது மட்டுமில்லாமல் போதைப் பொருட்களையும் அவர்கள் ஊடாக கடத்தி வந்தார் அது மட்டுமில்லாமல் சோமாலிய கொள்ளையர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இலங்கையை சூழ உள்ள கடற்பகுதிகளிலும் சோமாலிய கொள்ளையர்கள் ஆக்கிரமித்து அவர்கள் பெருகி வந்தனர் இதனால் கப்பல் உரிமையாளர்கள் பயணம் செய்வதற்கு பயந்து கொண்டார்கள் இதனை தொடர்ந்து கப்பல் உரிமையாளர்கள் கடற்படை கடற்படையினரின் பாதுகாப்பை நாடினார்கள் அதில் பிரதானமான கடற்படையாக இலங்கை கடற்படை இருந்தது இருந்தாலும் கடற்படையின் பாதுகாப்பு பறிக்கப்பட்டு எவன்ஸ்கார் மேரி சர்வீஸ் என்பதான இன்னொரு பாதுகாப்பு அமைப்பிலும் கொடுக்கப்பட்டது அது இன்றைய இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கும் கோட்டாபய ராஜபக்ச அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த அமைப்பின் நிசங்க சேனாதிபதி என்பவர் முன்னாள் ராணுவ மேஜராக இருந்தவர் இந்த ஏஜிஎம்எஸ் அமைப்பிடம் பாதுகாப்பு இருந்தமையினால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கடற்படைக்கு சேர வேண்டிய அதிக வருமானங்கள் பின்தாங்கிய நிலையில் கடற்படை வீழ்ச்சியடைந்தது அது மட்டுமில்லாமல் எவர்ஸ்கான்ஸ் அமைப்பானது அரசு அமைப்பிலிருந்து தனியார் மாற்றம் செய்யப்பட்டது இலங்கை கடற்படை மிக பாதுகாப்பானது என கருதிய வியாபாரிகளும் வணிகர்களும் இலங்கை கடற்படையிடம் அதிக பணங்களை கொடுத்து தனது பாதுகாப்பை தேடிக்கொண்டனர் இதனால் எவன்ஸ்கிரீன் நிறுவனமானது பாரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது ஆனால் இந்த நிறுவனத்தின் சொந்தக்காரர் நல்லவராக கருதப்படவில்லை இந்த நிறுவனத்தின் தலைவருக்கு பல தீவிரவாதிகளுடன் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருந்து வந்ததாக கண்டறியப்பட்டது இவர்கள் பல தீவிரவாத கும்பல்களுக்கு பல ஆயுதங்களை வழங்கி போதைப் பொருட்கள் கூலிப்படைகள் போன்றவற்றை பலப்படு தங்களுடைய கடத்தல் வியாபாரத்தை மிகவும் பலம் வாய்ந்ததாக மாற்றிக்கொண்டனர் ஆனாலும் சர்வதேச நாடுகள் போதைப்பொருள் கொள்ளையாளர்களை அளிக்க பல திட்டங்களை இட்டாலும் எதுவுமே நடக்கவில்லை ஏனென்றால் ஏஜிஎம்எஸ் அமைப்பு தீவிரவாதிகளுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களை பாதுகாத்து வந்தது அது மட்டுமில்லாமல் உக்ரைன் தீவிரவாதிகளுக்கு பல ஆயுதங்களை கொடுத்து அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டு வந்தனர் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்து ஐந்தாம் மாதம் எட்டாம் தேதி ஏற்பட்ட தேர்தல் மாற்றத்தினால் அதிக சொத்துக்களை குமித்த ஏஜிஎம்எஸ் நிறுவனத்தின் தலைவர் தைஜீரியா செல்ல அனுமதி கேட்டபோது அவர்களுக்கு இலங்கை நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்று தடை விதிக்கப்பட்டது பிறகு ஏஜிஎம்எஸ் நிறுவனத்திடமிருந்து கடலோர பாதுகாப்பு பறிக்கப்பட்ட வழிகாட்டு இலங்கை கடற்படை பாதுகாப்பிடம் கொடுக்கப்பட்டது மைத்திரிபால சிறிசேனா போதைப் பொருள்களுக்கு அதிக வறுப்பு கொடுப்பதனால் போதைப் பொருட்களை அழிப்பதில் மிக தீவிரமாக செயற்பட்டனர் இரண்டாயிரத்து பதினைந்து அரசியல் மாற்றத்தால் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் பாரிய வீழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டனர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத தீவிரவாத இயக்கங்கள் கொள்ளையர்களும் இந்நாட்டின் இருக்கும் அரசியலை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் ஈடுபட்டனர் இதற்காகவே அரசியல்வாதிகளிடம் உதவி நாடினர் மைத்திரிபால சிறிசேனாவிடம் இருந்த பலவீனத்தை அறிந்த மத்திய அரசியல்வாதிகள் அவருக்கு விரோதமாக திட்டம் திட்டி அநியாயமாக முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கினர் இதனால் ஈஸ்டர்ன் குண்டு தாக்குதலானது அவர்கள் எதிர்பார்த்ததைப் போலவே சிறந்ததான முறையில் நடந்தேறியது இந்த செயற்பாட்டின் பின்பும் மறுபடியும் ஏஜிஎம்எஸ் கடற் முப்படை பாதுகாப்புக்குரிய இடத்திற்கு வந்தது சோமாலிய கொள்ளையர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளும் மீண்டும் இலங்கை வந்தனர் இப்போது கூட இவர்கள் முன்னர் செய்த அதே தீய வேலைகளை செய்து கொண்டிருப்பது இந்த வீடியோவில் ஊடாக தெரிந்து கொள்வீர்கள் மக்களை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பார்த்துக்கூடிய பெல் ஐக்கனை கிளிங்க மறந்துடாம உங்கள் நண்பர் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது சம்மந்தமான என்ன விஷயங்களை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க